வச்சிருக்கான் ப்ரோ தளபதி தான் தளபதி யாருமே கிளாஸ் வைக்காது தளபதி அபிமா தளபதி அபிமா சூடத்தோட சூடு தாங்க முடியல ஆகையினால அடுத்த வாட்டி தீமதி திருவிழாவை நடத்துறாங்க நிறுவனம்னா ஆத்தா தீபத்தை ஆ திறந்து போய் போறது பிரேக் ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே நம்ம இன்றைக்கி வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா பீஸ்ட் மூடு இப்படி ஒருத்தன் உள்ளே இருக்கும்போது ஆள் ஹைஜாக் பண்ணால் என்ன ஆகும் பீஸ்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்துருப்பீங்க அதனோட சின்ன ரிவ்யூ தான் இது வேறு லெவலில் இருந்துச்சு பீஸ்டோட ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க சில விஷயங்கள் வந்து நான் இதில் பேசலான்னு இருக்கேன் Mr. Madhav Singh, this is to inform you that the East Coast Mall in Chennai has been hijacked. Sun Pictures வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு படம்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பீஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு பத்தரை மணிக்கு ஒரு ஃபோனு இதில் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட கெட்டப்பு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அண்டு ஸ்டைலு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் இதில் ஒர்க் um, பண்ண technicians and DI and DOP எக்ஸ்ட்ரானரியாக வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து மெனக்கெட்டிருக்காங்க நல்லாவே தெரியுது அவங்களோட ஒர்க்கில் சிஜியாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு ரியாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே படம் வந்தால் தெரியும் மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் சரி பல பாடல்கள் வந்து காப்பி காப்பின்னு வந்து சொன்னாலுமே கண்டா எது பண்ணாலும் பாடி சோடா பாடி சோடான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்புறான்னு சொல்லிட்டு அந்த லெவலில் இருந்தாலுமே ஒரு வைப் வந்து கொடுக்குது அரபி குத்தாக இருக்கட்டும் பிஜிஎம்ஸு பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் தென் வந்து டீம் மியூசிக் சூப்பராக இருக்குது பட்டு காப்பியாக இருந்தாலும் இல்லை காப்பியாக இல்லைனாலும் ஒரு வைப் ஒன்று கிடைக்கிது அது விஜய் சாராலியா இல்லை விஜய் நடிக்கிறனாலையா வந்து எனக்கு தெரியல ட்ரோல் தானே பண்ணுவேன் என்னடா அசப்பு முட்டு குத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட மைண்ட் வைஸ் வந்து எனக்கு கேட்குது பட்டு முட்டுலாம் நான் கொடுக்கல இந்த படம் வந்து இன்கேஸ் வந்து அந்தளவுக்கு போகல ஓரளவு நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பண்ணதோட பல படங்கள் வந்து நம்ம கை விட்டு போயிடுச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம்டா எல்லாரும் ஏமாத்துறாங்க போயிடுச்சு போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ரோஸ்ட்டுக்கு ரெடி ஆக வேண்டியது தான் பட் அந்தளவுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் ஏன்னா நெல்சன் திலீப் குமார் நெக்ஸ்ட்டு நம்ம அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நெல்சன் திலீப் குமார் அவர் மேலே வந்து நம்பிக்கை இருந்துச்சு இதே தான் எச்சிவனத்துக்கும் சொல்லணும் கடந்த இரண்டு படங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம கோலமாவு கோகிலாதேன் வந்து டாக்டர் அதை விட அதிகமாக மெனக்கெட்டிருப்பார் ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பிக் ஆக்டர் பிக் ஹீரோ ஒரு பிக் பிக் ஃபேன் ஃபாலோஸ் வச்சிருக்க ஒரு பிக் ஹீரோ ஸோ அதுக்காக வந்து அவர் கண்டிப்பாக வந்து மெனக்கெட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்கிறேன் ஒரு கிரை ஒரு கிரைம் ஸ்டோரி வந்து கமிஷியலாக வந்து காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து ஏன்னா நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஹாலிவுட்லாம் போனீங்கன்னா ஒரு கிரைம் ஸ்டோரி ஒரு கிரைம் ஸ்டோரியாக தான் காட்டுவாங்க இது வந்து இப்படி தான் போகணும் சொல்லிட்டு ஆனால் நம்மளோட மக்களோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு க்ரைம் வந்து ஒரு க்ரைம் ட்ரில்லராக இருக்கணும் கமர்ஷியலாக வந்து சேர்ந்துருக்கணும் அம்மா சென்டிமெண்ட் ஆயா சென்டிமெண்ட் எல்லா சென்டிமெண்ட்டும் போட்டால் தான் அந்த படம் வந்து நம்மளோட ஆடியன்ஸுக்கு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பட் நெல்சன் திலீப் குமார்லாம் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் பாத் அவர் பண்ண இரண்டு படங்கள் வந்து பார்த்தோமே எந்தெந்த இடத்துல என்னென்ன விற்கணும் சொல்லிட்டு அவர் கரெக்டாக வந்து தெரியுது ஏன்னா டாக்டரும் சரி டாக்டரில் வந்து ட்ரெய்லர் பார்த்துருந்தோம் ட்ரெய்லர் ஒரு நம்ம வந்து இப்படி தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து மேக் பண்ணி வச்சுருந்தோம் பட் ஆனால் படம் போய் நேரில் போய் பார்த்தா அது டோட்டலி சேஞ்சு ஒரு வேறு மாதிரி இருக்குது அவர் ட்ரெய்லரில் இப்படி காமிச்சிட்டு படம் வந்து இன்னும் இதோட பிரம்மாண்டமாக காமிக்கலாம் இல்லைனா இதோட கொஞ்சம் இருக்கலாம் அதில் ஸ்க்ரீன் பிளேலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெனக்கெடுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் ஒன்று தெரியவே தெரியாது ஸோ அந்த லெவலில் வந்து பீஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெந்து தணிந்தது காடு வக்காலி பீஸ்டுக்கு வணக்கத்தை போடு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு வந்து ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக்குக்கு வந்து கொஞ்சமே இருக்காது படம் வந்தால் தெரியும் கூர்கா டூ மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஏண்டா மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா இதுவும் இதுவும் ஒன்றாடா அப்படிதான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிசம் காய் வந்து கிழிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் அது பாசிசமான காவியை தான் கிழிக்கிறதுக்கான ஒரு சீனாக வச்சாங்களா இல்லை அது வந்து யதார்த்தமாக வச்சாங்களா நெல்சன் திலீப் குமாருக்கு தான் வெளிச்சோம் ஹைஜாக் பண்ணப்போ உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தன் இருந்திருக்கான் வந்து நான் செல்வராகவனோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் நான் ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவும் நல்லா இருக்கு இதோட பழைய பில்டிங் கிடைக்கலையா தும்முனா இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு இல்லை எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சொன்னாங்க சார் ஆ சொன்னாங்களா உன்கிட்ட படம் வந்து ஒரு வேற லெவல் மாசாக இருக்க போது அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது பட் படம் வந்தால் தெரியும் தென் வந்து ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டைலாக் இல்லை ஒரு காமெடி சீக்வன்ஸ் ஒரு ஹீரோயினியோட டைலாக்கு அல்லது இது ஒரு பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எந்த ஒரு டைலாக்குமே வந்து ட்ரெய்லரில் வந்து காட்டாமல் எல்லாமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக வச்சுருப்பாங்க படம் வந்தால் தெரியும் அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு அரேபிக் குத்து சாங் வந்து லாஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் மூவிலாம் பார்த்திங்கன்னா செல்லமா செல்லமா அந்த லைக் அந்த சாங் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து போட்டுருந்தாங்க ஒருவேளை அது படம்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்து எழுந்து போகும்போது உட்காருங்க உட்காருங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து போட்டிருக்கலாம் அரபிக் குத்து சாங் சூப்பராக இருக்கணும் ஏன்னா இது வந்து கேஜிஎஃப்க்கும் பீஸ்ட்டுக்கும் உண்டான ஒரு வாராக வந்து எல்லாருமே வந்து பெருசாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வாரெல்லாம் விட்டீங்க இது ஒரு பெரிய வாராடான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது படம் வந்து தெரியும் அதிகமாக அரசியல் கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்களோ ஒருவேளை வந்து அரசியல் பண்ணுறவங்கள சொல்கிறாங்களோன்னு தெரியல பட் ஏதோ ஒரு விஷயம் உள்குத்து இருக்குது உள்நோக்கு பார்வையில் போயிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்குத்து கண்டிப்பாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு அரசியல் அரசியலோட மசாலா லைட்டாக தெரிவிச்சிருக்காங்க பொலிட்டீஷியன் படம் வந்தால் தெரியும் ஓகே ஓவராலாக வந்து நம்ம ஒரு படத்தோட சி ஒரு ட்ரைலரோட ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம் படத்தை பார்க்கல பட் இது வரைக்குமே வந்து ஓகே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு ட்ரைலர் இருக்குது அதே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு படமும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் படம் இன்கேஸ் படம் வந்து ஏதாச்சும் ஒன்று சொதப்பல்கள் ஏற்பட்டால் ஏற்படாது மேபி ஏற்பட்டால் இந்த தவா எடு தவா தவா ஆ நல்லா நல்லா ரோஸ்ட்டாக போடு அப்படியே சூடு பறக்க ரோஸ்ட்டு அந்த அளவுக்கு நினைக்கிறேன் படம் சூப்பராக இருக்கும் நீங்களும் போய் பாருங்கள் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் April thirteen don't miss it Beast பயமாக இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் சாரி நான் தான் திருப்பி வந்து எல்லாம் பண்ணோம்